தம்பி ராவட் பயாஸ் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் அன்பு தம்பிகள் சாந்தன் முருகன் நாலு பேரையும் சிறப்பு முகாம் என்கிற சித்திரவதை முகாமிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை வலியுறுத்தி நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம் வழக்கறிஞர் தம்பி பிரபு அவர்கள் சொன்னது போல் இந்த நாலு பேர் விடுதலை மட்டுமல்ல சிறப்பு முகாம் என்கிற முகாமே தேவையில்லை என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை உறுதியான இறுதியான நிலைப்பாடு காலையிலே இந்த போராட்டத்திற்கு அனுமதியை கொடுத்திருந்தால் நேரம் நாங்கள் கூட்டத்தை முடிச்சுட்டு போயிருப்போம் சென்னைக்கு கடைசி நேரத்தில் காவல்துறை தன் கடமையை செய்து அதுக்கு என்னுடைய அன்பும் பாராட்டுகளும் நாங்கள் பேசினதெல்லாம் குறிப்பிடுத்திருப்பீர்கள் உளவுத்துறை அதிகாரிகள் அதை உரியவர் இடத்தில் தயவு செய்து சேருங்கள் அது ரொம்ப அது ரொம்ப முக்கியம் பேசி என் பிள்ளைகள் எல்லோரும் மிகவும் வழிதோய்ந்த மொழியை பதிவு செய்தார்கள் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலான சட்ட போராட்டம் அரசியல் போராட்டம் இவர்கள் கண்ணீருக்கு பின்னாடி இருக்கிறது என்பதை அதிகாரத்தில் இருப்பவர்கள் அரசியலை ஆழ்ந்து நோக்குகிறவர்கள் எல்லோரும் அறிவார்கள் நாங்கள் கேட்டது இந்த விடுதலையே அல்ல ஒரு சிறையிலிருந்து இன்னொரு கொடுஞ்சிறைக்கு மாற்றி அடைப்பதை அந்த விடுதலையை நாங்கள் கேட்டு போகிறல்ல சட்டம் விடுதலை செய்துவிட்ட பிறகு நாட்டின் உயர்ந்த நீதி விடுதலை செய்துவிட்ட பிறகு மறுபடியும் ஒரு கொடுஞ்சிறையில் அடைச்சு வதைப்பது என்பது மிக கொடுமையினும் கொடுமை விடுதலை செய்யுங்கள் இது எங்கள் கோரிக்கை முடியலைன்னா என் தம்பி சாந்தனை முருகனை வேலூர் சிறையிலே அடங்க என் தம்பி பயாசி என்ன ஜெயக்குமாரி புழல் சிறையிலே அடங்கி புதுச்சிறையிலே வச்சுருங்க நான் இனிமேல் உங்கள்கிட்ட விடுதலை பற்றி கேட்கல நாங்கள் வந்து விடுதலை செஞ்சுக்கிறோம் நீங்கள் ஒன்றும் செய்யணும் இதில் ஒரு சிரமம் இல்லை சட்ட வல்லுநர்கள் எல்லாருக்குமே தெரியும் பயத்தை தவிர வேறு என்ன இருக்குது கேட்டால் அயல் நாட்டவர் அயல் நாட்டவர் அதை என் தம்பி அருண் ஜெயசீலன் செல்லும் சொன்னால் பாருங்கள் ஏற்கனவே ஒம்பது பேரை விடுதலை செஞ்சு வெளிநாட்டுக்கு அனுப்புனீங்களே அதில் அயல்நாட்டு சட்டம் பாயிலையா அவர்கள் ஈழத்தமிழர்கள் தானே அதை போல இவர்களையும் விடுதலை செய்யுங்கள் அவர்கள் சிறை விடுப்பில் வந்தபோது எவ்வளவு கண்ணியத்தோடு இந்த சட்டம் ஒழுங்கை மதித்து நடந்து கொண்டார்கள் என்பதற்கு சான்று இருக்குது அதே போல் விடுப்பு கொடுங்கள் சிறை விடுப்பு கொடுங்கள் வெளியில் வந்து இருக்கட்டும் அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு முகவரி வைத்துக் கொள்ளுங்கள் கண்காணியுங்கள் உங்கள் கீவராஞ்சா அந்த வேலைவாது செய்யட்டும் கண்காணியுங்கள் அவர்கள் கடவுச்சீட்டு கொடுங்கள் எல்லோருக்கும் உறவினர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் போய் நிம்மதியாக மீதி காலத்தை வாழ்வதற்கு நீங்கள் வாய்ப்பு எடுத்து கொடுங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இந்த போராட்டத்தின் கோரிக்கை இதை சட்டப்படி பார்க்கக்கூடாது கருணையின் அடிப்படையில் இதை அணுகணும் அதான் ரொம்ப முதன்மையானது சட்டம் பேசிட்டே இருக்க முடியாது எல்லாருமே உடல் நறி விட்டுட்டார்கள் அண்ணன் ஜெயக்குமாருக்கெல்லாம் கண் பார்வை மங்கிட்டுது அது அறுவை சிகிச்சை செய்துக்கிட்டு இருக்கும்போது திருச்சியில் இந்த கியூ பிராஞ்சு போய் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம் பண்ணுவோன்னு மருத்துவர் பதறி தப்பு தப்பாக பண்ணிவிட்டார் அவர் நல்ல மருத்துவர் தான் இவங்க கொடுத்த அழுத்தத்தில் மறுபடி சென்னை கூட்டிகிட்டு போய் மறுபடி மறுபடியும் அறுவை சிகிச்சை பண்ணோம் தம்பி பயாசுக்கெல்லாம் விசாரணைங்கிற பேரில் தலைகளாக கட்டி விட்டு அடித்து முதுகில் அடித்ததில்லை அவனுக்கு முதுகெலும்பெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அதனால் என் தம்பி கார்த்திக் சொன்னான் பாருங்க இருந்து தரையிலிருந்து சாப்பிட முடியாது ஏன்னா அவர்களோடு ஆறு மாதத்திற்கு மேலாக சிறையில் வேலூர் சிறையில் இருந்தவன் என்கிற முறையில் நானும் கொடுஞ்சிறையை அனுப்பிச்சேன் எனக்கு சிறைக்குள்ளே ஒரு தனி சிறை இருக்கும் எப்போவுமே அது புதுச்சேரியிலையும் சரி வேலூர்லையும் சரி சிறைக்குள்ளே எனக்கு தனி கட்டடம் ஏன்னா நான் சர்வதேச பயங்கரவாதியா என்பதாலேயே உசமா பின்லேடனா நானான்னா நான் தான் சொல்லுவேன் எல்லாரும் கொடுமை அது அந்த கொடுஞ்சிறை ஒரு தளமாக இருக்கும் அதுக்குள்ளே ஒரு காற்றோட்ட வசதியும் இருக்காது அதெல்லாம் அணிவிக்கும் போது எனக்கு ஒன்றும் வழியெல்லாம் இல்லை வன்மமும் வெறியும் தான் வந்துச்சு இவங்களை காலி பண்ணாதான்டா நம்ம இனத்தை விடுதலை செய்ய முடியும்ட்டு எல்லாருமே சட்டப்படி எது சாத்தியம் அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்ய முடியும் நினைத்தால் செய்யலாம் என்கிறது விளக்கி தெளிவாக பேசினார் எல்லாருமே பேசிட்டார் அரசுக்கு நாம் வைக்கிற கோரிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாம் வைக்கிற கோரிக்கை நீங்கள் சொன்னதுதான் ஏழு தமிழர் விடுதலைக்காக நாங்கள் முயற்சி எடுப்போம் என்று நீங்கள் எதிர்க்கை இருக்கும்போது சொன்னதுதான் நீங்கள் சொன்னதுதான் அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு எனக்கு வாக்குத்தாருங்கள் என்று கேட்டவர் நீங்கள் தான் அதை நம்பித்தான் என் இஸ்லாமிய சொந்தங்கள் உங்களுக்கு வாக்கு தந்தார்கள் ஆனால் இப்போது என்ன சொல்கிறீர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதனுடைய எழுபத்தஞ்சாவது ஆண்டு விழாவில் போயிட்டு நீங்கள் பேசுகிறீங்க இஸ்லாமிய சிறைக்கதியில் விடுதலை கேட்குறீங்க நான் ஆளுநருக்கு பரிந்துரைக்கிறேன் ஆளுநர் என்ன வேலை செய்வார் எங்களுக்கு தெரியாதா ஏற்கனவே நீங்கள் அனுப்புனதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டு அனுப்பிட்டாரு என்ன கொடுமை பாருங்க இவர்கள் எதையெல்லாம் விட கொடுமை முப்பத்தொம்போது பேர் நாங்கள் உடல் நலிவிட்டுட்டோம் நோய்வாய்ப்பட்டுட்டோம் அதுக்கு மருத்துவம் செய்து கொள்வதற்கு எங்களுக்கு விடுப்பு கொடுங்கள் என்று உச்சநீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போனார்கள் இஸ்லாமிய சிறைவாசிகள் தமிழ்நாடு அரசு அதற்கு பதில் மனு தாக்கல் செய்தது என் உடன் பிறந்தார்களே என் அன்பு உறவுகளே அவர்கள் என்ன மனநிலையில் சிறைக்குள்ளே சென்றார்களோ இன்னும் அதே மனநிலையிலே இருக்கிறார்கள் அவர்களுக்குள் எந்த மாற்றம் இல்லைன்னு பதில் மனு தாக்கல் செஞ்சு அந்த விடுதலையை நிறுத்திச்சு சிறை விடுப்பு நிறுத்திச்சு அதுதான் என் தம்பி ஹிமாயின் வழியோட சொல்கிறான் பாருங்க இன்னும் நம்புதடா இந்த இஸ்லாமிய தமிழ் மக்கள் இன்னும் இந்த திமுகவை நம்புது ஏதாவது நல்லது செய்வார் நமக்கு ஒன்று தான் கேட்க தோணுது எப்படிடா எப்படிடா ஒன்று ஒன்றுமே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அந்த பக்கம் ஒரு அது ஒரு வழி தோய்ந்த வரலாறு இது ஒரு வலியும் வேதனையும் கனத்த காயம் கொண்ட ஒரு வரலாறு சிறைக்கிழமான்னு போட்டு பார்க்க எனக்கு அனுமதி இல்லை சட்ட வல்லுநர் சட்டம் படித்தவங்க தான் போக முடியும் அப்படி தான் என்னுடைய மனைவி கயல்வழி அவர்களும் தம்பி பிரபு அவர்களும் போய் பார்த்துட்டு வந்தாங்க அது ஒரு கொடுஞ்சிறை புழல் அந்த மாதிரி வேலூர் சிறையெல்லாம் அவங்களுக்கு மரங்கள் அடர்த்தியாக இருக்கும் கொஞ்சம் நடந்து போக முடியும் அவர் சொன்ன மாதிரி யோகா பண்ணிக்கிற முடியும் அங்கே கடை இருக்கும் அதில் விரும்பிய பொருளை வாங்கிட்டு வந்து அவங்க விருப்பமானதை சமைச்சு சாப்பிட்டுக்கிற முடியும் அந்த வசதி இருக்கும் அங்கே நூலகம் இருக்கும் விரும்பிய புத்தகங்களை எடுத்து படிக்கலாம் குறிப்பாக என் தம்பி பயாஸ் மிகச்சிறப்பான ஓவியம் வரைவான் மிகச்சிறப்பாக வரைவான் என் தம்பி பேரறிவான உங்களுக்கு தெரியும் சிறைக்குள்ளே இருந்தே இசையும் படித்தான் சட்டமும் படித்தான் இப்போ சட்டம் படிக்கலை தேர்வு எழுதுகிறான் படிச்சுட்டான் தேர்வு எழுதுகிறான் நான் தான் கல்லூரியில் சேர்த்து விட்டுருக்கேன் அவன் படித்து தேர்வு எழுதி வருவான் அதே மாதிரி ரெண்டு பேரும் என் தம்பி ரெண்டு பேரும் சாமியாரவே ஆகிட்டான் முருகன் இருபத்தி நாலு யோகா பண்ணுவான் சாமி கும்பிடுவான் அதே மாதிரி தான் சாந்தனும் ஆன்மீக நாட்டம் கொண்டு அவர்கள் பாதை திரும்பிட்டது அடிப்படையிலே ரொம்ப மென்மையான எண்ணம் கொண்டவர்கள் முப்பத்தி ரெண்டு ஆண்டுக்கு மேலே ஒருத்தனை தண்டிக்கணும்னு ஒரு சட்டம் நினைக்குது ஒரு அதிகாரம் நினைக்குதுன்னா இது மாதிரி ஒரு கொடுமை எங்கேயாவது இருக்காது பாருங்க சிலை என்பதை அன்பு மக்களை நறுமை சொந்தங்களே ஒரு மனநல மருத்துவமனை போல இருக்க வேண்டும் என்கிறார் அண்ணல் காந்தியடி ரூசோ சொல்கிறான்ல நீ ஏன்டா குற்றவாளியை பிடிச்சி தூக்கிலேயே போட்டுக்கிட்டு இருக்க அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதை தூக்கில் போடுங்கிறான் இங்கே பேசினாங்க தம்பி துருவன்லாம் பேசினார் உலகில் பல்வேறு நாடுகளில் மரண தண்டனை நீக்கிட்டு நீக்கி அந்த நாடுகளிலெல்லாம் குற்றம் குறைவாக இருக்கு எந்த ஒரு குற்றத்திற்கும் மரணம் தண்டனையாக இருக்க முடியாது தண்டனை வேணாம்னு சொல்லலை ஆனால் மரணம் தண்டனையாக இருக்க முடியாது ஏன்னா மரணம் தண்டனை இல்லை அது முடிவு என்னை நீங்கள் தூக்கில் போட்டு கொண்டால் ஒரு நொடியில் என் உயிர் போயிடும் ஆனால் எனக்கு பின்னாடி என் குடும்பத்திற்கு என்னை சார்ந்தவர்களுக்கு என் உறவினர்களுக்கு என்னை பெற்றோர்களுக்கு என் உடன் பிறந்தார்களுக்கு அது தண்டனையாக மாறிடும் இப்போ தவறு ஒரு சிறை தண்டனை என்பது தான் செய்த தவறுக்கு வருந்தி திருந்தி மறுபடியும் வாழ வாய்ப்பு தருவதுதான் சிறை தண்டனை அதனால தான் நம்ம அதை எந்த ஒரு குற்றவாளியும் நாம் எல்லா சிறையிலையும் நான் இருந்திருக்கல எந்த ஒரு குற்றவாளியும் குற்றம் செய்துட்டு போனோம் ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் வருந்தி திருந்திடுவான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு தெரியாமல் செஞ்சிட்டேன்னு அதனால தான் பத்தாண்டுக்கு மேலே தண்டனை பெற்ற எல்லாரையும் விடுதலை செய்யுங்க இப்போ கேரளாலாம் ஏழாண்டுக்கு மேலே தண்டனை பெற்ற எல்லாரையும் விடுதலை செஞ்சிருது அதில் என்னென்னா வேலூரில் கேரளத்துக்காரர் ஒருத்தர் இருந்தார் அவர் எனக்கு வச்சு கோரிக்கை வச்சு வேண்டுனது நீ வெளியில் போய் தயவு செய்து எனக்காக பேசி என்னை கேரள சிறைக்கு மாற்றிட சொல்லு ஏன்னா நான் பத்தாண்டுகளாக இருக்கேன் என் ஊரில் ஏழு ஆண்டுகளை விடுதலை செஞ்சிருவாங்க தயவு செய்து என்னை கேரள சிறைக்கு மாற்றிட சொல்லு அப்படின்னு ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை பெற்றவர்களை விடுதலை செய்வதற்கு ஐயா கருணாநிதி அவர்கள் ஒரு சட்ட வரைவை கொண்டு வந்தார் அது எதற்காக அம்மையார் லீலாவதி கொலையிலே அவர்கள் கட்சிக்காரர்கள் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் ஐயா தா கிருஷ்ணன் கொலையிலே அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் ஈடுபட்டிருந்தார்கள் அதுக்காக அவர்கள் தண்டனை பெறக்கூடாது என்பதற்காக பத்தாண்டுக்கு மேலே தண்டனை பெற்ற எல்லாரும் விடுதலை செய்யலாம்ட்டு ஆறு ஏழு ஆண்டில் விடுதலை செஞ்சு விட்டாங்க அப்போ ஒரு வரைவு ஓடுறார் சட்ட வரைவு இது ராஜீவ் கொலை குற்றவாளிகளுக்கும் இஸ்லாமிய சிறைக்கதிகளுக்கும் பொருந்தாது என்பதுதான் அந்த தமிழ் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் தமிழீழ மக்களின் மீதும் எவ்வளவு பற்று எவ்வளவு பாசம் இவர்களுக்கு சிறப்பு முகாம் ஸ்பெஷல் கேம்ப் என்ற ஒன்று ஆரம்பித்த பெருந்தகை அவர் தான் கியூ பிராஞ்சு ஒன்று உருவாக்கப்பட்டதே பாதிக்கப்பட்டு நாடற்ற அகதியாக வந்த இந்த ஈழத்தமிழ் மக்களை கண்காணிக்கத்தான் அது வேலை என்ன சொல்லுங்கள் கியூ பிராஞ்சின் வேலை என்ன கொடுமை சிறையில் இருக்கிறவர்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்க முடியாது அவங்களுக்கு உடன் பிறந்தவன் நான் இருக்கேன் எங்கூட உடன் பிறந்தவர்கள் இங்கே பெருங்கூட்டம் இருக்கிறாங்க உலகமெல்லாம் எங்களுக்கு உறவுகள் இருக்குது நீங்கள் ஆர்ப்பாட்டம் இருக்கா இல்லையானே என்னை குழப்பிட்டீங்க என் பிள்ளையில் பாதி பேர் ஆர்ப்பாட்டம் இல்லை கடா அண்ணனுக்கு அனுமதி தரல கடான்னு வராமட்டான் இல்லைன்னா இந்த திருச்சியை தாங்கியிருக்குது அது தம்பிகள் கடைசியாக இந்த அண்ணனை நம்பாமல் வேறு யாரும் நம்புவார்கள் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கு உறுதியாகும் போது உங்கள் உடலை யாருக்கிட்ட ஒப்படைக்குன்னா எங்கள் அண்ணன் சீமான்ட்ட ஒப்படைச்சிருங்கன்னு கடிதம் எழுதியவர் இது நம்ம அரசை எதிர்த்து போராடுறோம்லாம் அரசு கருத வேண்டாம் அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறோம்லாம் கருத வேண்டாம் அன்பாக தான் கோரிக்கை வைக்கிறோம் உங்களால் முடியும் நீங்கள் இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில் பாரதிய ஜனதாவுக்கு பயப்படுறீங்க இந்த நாலு தமிழர் விடுதலையில் காங்கிரஸுக்கு பயப்படுறீங்க மொத்தத்தில் பயப்படுறீங்க நீங்கள் துணிஞ்சு முடிவு முடிவெடுங்க நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கணும் காங்கிரஸை நீங்கள் தனியாக கழட்டி விட்டிங்கன்னா ஒரு தொகுதியில் கூட கட்டுத்தொகை வாங்காது அதுக்கு போட்டு பயந்துக்கிட்டு நிறைய துரோகங்களை நமக்கு செஞ்சுட்டாங்க என் அன்பு பெற்றோர்களே உடன் பிறந்தார்களே இந்த ஆட்சியாளர்கள் நம் இன மக்களுக்கு நிறைய துரோகங்களை செஞ்சுட்டாங்க நம்ப வச்சு கழுத்தறுத்து நம்ம இனத்தையே கொன்று குவிச்சு நாடை சுடுகாடாக மாற்றிட்டாங்க இப்போ கடைசிக்கு விடுதலை விடுதலை என்கிற கத்திக்கிட்டே இருக்கும் இந்த விடுதலை இன விடுதலை மொழி விடுதலை பண்பாட்டு விடுதலை மெய்யியல் விடுதலை எல்லாம் போராடித்தான் பெற வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டுட்டோம் அதனால் நீ பேச்சு பேசி நம்ம ஃபாத்திமா துருவ நல்லா தங்கை காளியம் எல்லாரும் சொன்னாங்க எனக்கு வந்து நீங்கள் குடியுரிமை கொடுத்துருக்கீங்க இந்த நாட்டுக்கு அவனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா எனக்கும் இந்த நாட்டுக்கு சம்மந்தம் இருக்கு ஏன்னா நாடு என் நாடு பாரத நாடு பைந்தமிழர் நாடு இந்திய நாடு என் நாடு இந்த நிலப்பரப்பு முழுதும் பறந்து வாழ்ந்தவர்கள் பரவி வாழ்ந்தவர்கள் நாங்கள் இந்த நாட்டின் இறையாண்மை சட்டத்திட்டம் எல்லாவற்றுக்கும் கட்டுப்பட்டு வரி செலுத்தி வாக்கு செலுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பூர்வீகுடி மக்கள் தேசிய மக்கள் இந்த நிலப்பரப்பில் மட்டும் ஏழு எட்டு கோடி மொத்தமாக இந்திய நிலப்பரப்பு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் நாங்கள் பரவி வாழுகிறோம் அப்படி பார்த்தால் பத்து கோடிக்கு குறைவில்லை உலகம் எங்கு மூணு கோடிக்கு மேலே பரவி பதிமூணு கோடி மக்கள் எங்களுக்கு இல்லாத என் இன சொந்தங்களுக்கு இல்லாத உரிமை திபத்தினுக்கு அப்படி வந்துருச்சு இந்த நிலத்தில் அவனுக்கு வணிக வளாகம் கல்லூரி விளையாட்டு திடல் எல்லாம் இருக்கு ஊட்டிலாம் போய் திபத்திய முகாம்களை போய் பாருங்க சொர்க்க மாதிரி இருக்கு நம்மளுடைய அகதி முகாமை போய் பாருங்க ஒரு அடிப்படை வசதி கூட இருக்காது தங்கச்சி காளியம்மாள் தம்பி ஹுமாயின்லாம் சொன்னது மாதிரி இது பேசிக்கிட்டு இருக்கிற காலம் இல்லை கடுமையாக உழைத்த அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டிய காலம் அதுதான் ஏ கிருஷ்ணகுமார்லாம் பதிவு செஞ்சாங்க நீ இப்படி கூட்டம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு பிரச்சனையாக போய் இதை பேசிட்டே இருந்தால் எவ்வளோ நாளைக்கு பேசிட்டு இருக்குது தம்பி கலைஞர் குறிப்பிட்டாங்கல்ல அந்த இருளர் குடிகள் எல்லாம் வந்து ஆதி தமிழ் குடிகளுக்கு இந்த நூற்றாண்டில் இந்த இந்த இந்த கூரைக்குள்ளே இந்த மக்கள் வாழுகிறார்களே நினைக்கும் போது நெஞ்சு பதறது என்ன பாம்பு வரும்னே தேல் வரும்னே பூரா வரும்னே தண்ணி தண்ணி நீரிணைப்பு இல்லை மின் இணைப்பு இல்லைங்க நாட்டுக்குள்ள பக்கத்தில் ஒரு மாட்டு கொட்டத்துக்கு ஆடு வச்சிரு கொட்டத்துக்கு மின்சாரம் கொடுத்துருக்கான் நீர் இணைப்பு கொடுத்துருக்கான் கண்ணீர் துவைந்த நம்ம மொழியை தவிர அவங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் எளிய மக்களை அதிகாரம் ஏறிட்டு பார்க்காது நாம் வலிமையற்றவர்கள் அரசியல் அதிகாரமற்றவர்கள் குரலற்றவர்கள் காலையிலேருந்து என்ன பாடுபடுத்தினாங்க நம்மளை இந்த காவல்துறை நேற்றே கொடுத்துருக்கலாம் அழகாக ஒரு நாலு மணிக்கு ஆரம்பித்து ஆறு மணி ஏழு ஆறு மணிக்கெலாம் முடிச்சுட்டு நாங்கள் போயிருப்போம் எங்கள் கட்சியில் ஒரு பிரச்சனை ஜனநாயகம் ஜனநாயகம் ஜனநாயகம் என் பிள்ளைகளை நல்லா பேச விடு பேச விடு பேச விடுனா கடைசி அண்ணனுக்கு பத்து நிமிஷம் கூட நேரம் இருக்க மாட்டேது பூரா பேசுகிறான் அந்த குடும்பத்தலைவன் என் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு அப்புறம் சாப்பிட்றேன் அப்புறம் சாப்பிட்றேன் கடைசியாக சாப்பாடு அதில் அவனுக்கு அந்த கதை தான் இது எல்லோரும் பேசிட்டு கடைசியாக தான் ஏழரை ஆயிடுச்சு எப்படி நீ ஒரு மணிக்கு தான் வீட்டுக்கு போவ இருந்து ஒரு அம்மா எனக்கு பின்னாடி இருந்து அலைபேசியில் பேசுகிறாங்க எப்படியும் பதினோரு மணி ஆயிரும் அது கோட்டக்குமார் என்னன்னு சொல்கிறார் எல்லோரும் நிறைய நேரம் எடுத்து பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க சரி அது ஒன்றும் இல்லை கருத்து விழதான் கோரிக்கை விழதான் எங்கள் பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க மிக மிக அன்பாக இந்த கோரிக்கையை அரசு இடத்த வைக்கிறேன் குறிப்பாக நம் தமிழக முதல்வர் இடத்துல வைக்கிறேன் இல்லைன்னா திருப்பி பொதுச்சிறையிலே அடைச்சிருங்க கெஞ்சி கேட்குறேன் நீங்கள் தயவு செய்து அவர்களுடைய இருவரையும் புலல் அடங்கி அவங்க இருவரையும் ஏற்கனவே இருந்த வேலூரில் அடைச்சிருங்க அதுக்கப்புறம் விடுதலை செய்யுங்கிற வார்த்தை கூட நான் கேட்கல விட்டுருங்க அதிகபட்சம் நான் மூணாண்டு இருப்பீங்களா வரலாற்றின் கால சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்குங்கிறான் என் தலைவன் சக்கரம் கீழே போகும் மேலே வரும் கீழே போகும் மேலே வரும் இன்னைக்கு மேலே இருக்கிறவர்கள் ஒரு நாள் இதே மாதிரி வீதிக்கு வருவீர்கள் இன்னைக்கு வீதியில் நிற்கிற நாங்கள் ஒரே ஒரு நாள் மேலே போவோம் அன்னைக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கு இதே சிறப்பு முகாமை திறந்து இந்த சிறப்பு முகாம் எப்படி இருந்தது ஒரு தடவை பாருங்கள் பாருங்கள் பாருங்கள் என்று சிறையில் முன்பெல்லாம் கழிவறை கிடையாது என் உடம்பிறந்தார்களே மின்விசிறியும் கிடையாது வெள்ளக்காரன் முழுக்க புளிய மரமாக நட்டு வச்சுருப்பான் ஏன்னா வெக்கை காத்து வரட்டுன்ட்டு சுண்ணம்ப நல்லா அடிச்சு வச்சுருப்பான் ரத்தத்தை உறிஞ்சிட்டுன்ட்டு எல்லாம் திமுறோட வருவான்ல அவன்லாம் ஒரு ஆறு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இருந்தோன்னே அண்ணே நல்லா இருக்கலானே உனக்கம்ண்ணே நான் தானே பாண்டியன் அப்படி வந்துடுவான் தெம்பு போயிடும் ஆனால் என்னைக்கு இங்கே கழிவறை வந்துச்சு மின்விசிறி வந்துச்சு நம்ம தலைவர்கள் உள்ளே போனாங்க பாருங்கள் ஊழல் வழக்கில் அப்போ தான் அங்கே கழிவறை வந்துச்சு அங்கே மின்விசிறி வந்துச்சு இல்லைன்னா ஒரு ஓடு தான் சட்டி தான் கால கொடுமை கால கொடுமை இனத்தின் விடுதலையே சாத்தியப்படுத்த முடியும் நம்ம போராடுற நமக்கு நம்ம பிள்ளைகள் பேர் விடுதலையை சாத்தியப்படுத்த முடியாதா இல்லை பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது தெனா ஒன்றுக்கும் போராட வேண்டியது இருக்குது இந்த தங்கச்சி காளியம்மா வா நாகூர் வா அங்கே வருது பைப் உடஞ்சி கடலுக்குள்ள தண்ணி போயிட்டு அங்கே வந்து போராட இருமா இருமா இப்போ பட்டியல் போட்டு போராட்டம் அடுத்து எந்த ஊர்லடா அடுத்து அப்போ அடுத்த எது ஊருப்பா ரெண்டு வருஷமாக மேலப்பாளையத்தில் இஸ்லாமிய சிறைக்கைதியில் விடுதலை வலியுறுத்தி ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு ரெண்டு வருஷமாக போராடுறாங்க அனுமதி தர மாட்டேன் இமானுவேல் சேகரனார் நினைவு காரணம் காட்டுது தெய்வ திருமகனார் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியை காரணம் காட்டுது குருபூஜையை காரணம் காட்டுது எதை எதையோ சொல்லி தகத்துது ஆனால் நானும் விடுறதல்ல நான் ஆவண படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என் தம்பி முரளி தயாரிச்சிருக்கேன் நாற்பத்தஞ்சு நிமிடம் என் மக்களின் கண்ணீர் எவ்வளவு கண அடர்த்தியானது அவர்கள் மொழி எவ்வளவு வழிதோய்ந்தது என்பதை காட்டுறதுக்கு எடுத்துக்கிட்டுங்க அதை திரையிட்டு காட்டிட்டு தான் பேசுறதுன்னு இருக்கேன் அதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன் கடலுக்களை யாராவது குழாயை பட பதிப்பானாங்க கடலுக்குள்ளே நம்ம பையன் மக்கள் ஒன்றும் தெரியாமல் வந்திருக்கேன் திடீர்னு உடஞ்சிட்டு பீச்சு இருக்கும்போது ஐயோ உடஞ்சிட்டு ஓடியா ஓடியாங்கிறான் அது கடல் முழுக்க கருப்பாக மாறிட்டு நன்சு அவ்வளோ என்ன பண்ணுறது இது அறிவு இருக்கிற ஜெய செய்யலாம் கடலை கடலை வைங்கடான்னா அதெல்லாம் வைக்க முடியாது நான் குழா வைப்பேன் பேனா வைப்பேன் பென்சில் வைப்பேன் ரப்பர் வைப்பேன் அப்புறம் கடைசியாக ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வைப்பேன் <laughs> அதில் ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க அந்த கருத்து கேட்குற கூட்டத்தில் ஒருத்தர் பேசுகிறாருங்க பேனா இல்லை என்றால் உங்கள் பிள்ளைகள் எப்படி எழுதி படிக்கும் இருக்கு பல இந்த நூற்றி முப்பத்தி நாலு அடி பேனா வச்சு தான் எழுதி படிக்க போதாடா ஏ என்னடா ஐயா எம்பிட்ட அறிவு காது வழியை வழியுது எங்களுக்கு அறிவு இப்படி கொட்டுது தொடக்க முடியாமல் திணறாங்க ஒவ்வொருத்தனும் எப்படித்தான் வளர்ந்து வராங்கன்னு தெரியல எங்கேருந்து கிளம்புவாங்கன்னு தெரியல ம் நம்பிட்டு அறிவு இந்த இனத்துக்கு மட்டும் அவ்வளவு அறிவை கொடுத்துருக்கா என்ன செய்யறது சொல்லுங்க என்னுடைய பிள்ளைகள் வலியுறுத்தி பேசினது இவ்வளவு நேரம் நாங்கள் கூடி நிற்பது இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்வதன் நோக்கம் என் உடன் பிறந்தார்கள் நாலு பேர் விடுதலை தான் அதை தமிழக முதல்வர் நீங்கள் நினைத்தால் அது சாத்தியப்படுத்த முடியும் இஸ்லாமிய சிறைக்கைதிகளையும் உங்களால் விடுதலை செய்ய முடியும் ஒன்றும் உங்கள் தலையை வந்து ஒருத்தனும் எடுத்துகிட்டு போகிறதில்ல இங்கே ஒன்றும் உங்கள் ஆளுக உங்கள் கூட இல்லைனாலும் நானும் எங்கள் ஆளுகள நிற்போம் அவங்களுக்கு அதுக்காகவாது விடுதலை செய்யுங்க நல்ல முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு எங்கள் அப்பாலாம் அஸ்லாம் பாஷான்னு எண்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு கோவை சிறையில் என்ன இருக்காரு சிறை விடுப்புக்கு வரும்போது எனக்கு அழைச்சி பேசுவார் அப்பா மகனே அப்பாவுக்கு எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுரா இனிமே நான் என்னடா செய்ய போகிறேன் குற்றந்து கடைசி காலத்தில் இந்த விட சொல்கிறா நான் என் பேரம்பேத்தியிலோ இருந்து சந்தோஷமாக இருந்துட்டு செத்து போகிறேன்டாங்கிறார் அப்படியே ஒரு நெஞ்சில் ஒரு வழி ஏறும் பாருங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப தாங்க முடியாத துயர வழியாக இருக்கும் என் தங்கச்சி அவ போராடிட்டு இருந்தேன் வந்தால் வந்துன்னு மகள் திருமண வயசு வந்துச்சு அவள் வந்து சொல்கிறா கையை பிடிச்சிட்டாண்ணா கை குழந்தையாக இருக்கும்போது அவர் உள்ளே போனார்ண்ணா இவர் திருமணத்துக்கு இவர் நிற்காவுக்காக அவரை கூட்டிகிட்டு வந்துருண்ணா தயவு செய்துன்றான் கண்ணீரோட பேசுனா நானும் அவளுக்கு முன்னாடி கண்ணீரோட கையிட்டு நின்னேன் வேறு என்ன செய்ய முடியும் நானும் உங்களை மாதிரி எளிய மகன்தான் எனக்கு ஒன்றும் இல்லை என்ன உங்களோட உறுதியாக நின்று சண்டை செய்வேன் போராடுவேன் சத்தமாக பேசுவேன் வேறு என்ன செய்ய முடியும் ஆனால் ஒரே ஒரு ஒரு ஐந்தாண்டு உங்கள் மகனுக்கு அதிகாரத்தை கொடுங்க ஒவ்வொரு நாளும் நல்ல நல்ல அறிவிப்பு தான் ஆயிரம் ரூபா கணக்கில் இல்லை ஆயிரம் ரூபா குடும்ப தலைவிகளுக்கு ஐயாயிரம் கோடி டாஸ்மார்க் வியாபார பெருக்கம் டாஸ்மார்க் வியாபார பெருக்கம் எதை நம்பி இந்த ஆயிரம் ரூபாயை நம்பித்தான் இதை நம்பித்தான் பிரதமர் ஆயிரவா அதுதான் ஐயா ஸ்டாலின் ஆக போகிறாரு நான் எனக்கு ஏ ஊரை கொடுத்துருங்க போதும் நான் உலகத்தை இதை வச்சு ஆண்டுக்கிறேன் என்ன அதனால் நாங்கள் என்ன கேட்குறோன்னா இந்திய ஒன்றிய அரசுக்கிட்டையும் சரி தமிழ்நாடு அரசு நீங்கள் எல்லாருமே பதிமூணாவது சட்ட திருத்தத்துக்கு போயிட்டீங்க நீங்கள் இப்போ எல்லாரும் பதிமூணாவது சட்டம் என்னன்னு சொல்லுங்கள் அப்புறம் திருத்தத்தை பற்றி பேசுங்கன்னா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு ஒன்றுமே செய்ய வேண்டாம் ஒரு தேசிய இனத்தின் மீது சுமத்தப்பட்ட அவமானமாக நான் கருதுகிறேன் எங்கள் மீது நீங்கள் விதித்திருக்கிற தடையை தடையை நீக்கு பேன லிப் பண்ணு மீதியை நான் பார்த்துக்கிறேன் தடையை நீக்கு எனக்கு என் உரிமையை எப்படி போராடி பெறணும் எப்படி பெறணும்னு எனக்கு தெரியும் என் மக்களுக்கு உண்மையிலேயே ஈழத்தமிழ் மக்கள் மீது அக்கறை இருந்தால் குடியுரிமை கொடுங்க இரட்டை குடியுரிமை கொடுங்க விரும்பும் வரை இந்த நாட்டில் இருக்கலாம் விரும்பினால் தாயகம் செல்லலாம் அங்கு மறுபடியும் வாழ முடியாத சூழல் வந்தால் திருப்பி இதே நாட்டிற்கு வரலாம் என்று இரட்டை குடியுரிமையை கொடுங்க பெற முடியாதா பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய ஒன்றிய அமைச்சரவையில் இருந்த ஒரு அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் பதினெட்டு ஆண்டுகள் பி சிங்கா ஐ கே குஜராலா வாஜ்பாயா மன்மோகன் சிங்கா யார் இருந்தாலும் இருக்கும் அப்போல்லாம் அந்த குடியுரிமை பெற முடியாதா அப்போல்லாம் அந்த விடுதலை சாத்தியப்படுத்திருக்க முடியாதா நான் சிறையில் இருக்கேன் வேலூர் சிறையில் அக்கா பெண் சிறையில் இருக்காங்க நளினி அக்கா ஆய்வுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செஞ்சுட்டு போகிறாரு விடுதலை எப்படி இது பண்ணுறதுன்னு நளினி விடுதலைக்கு அப்போ வந்து சட்டசபையில் ஒரு சட்டம் ரமையார் ஜெயலலிதாவோட குறிப்பிட்டு பேசியிருக்காங்க என்ன சொன்னாங்க பாருங்க நளினி அவர்களை விடுதலை செய்தால் அவர் முக்கியஸ்தர்கள் அதாவது விஇபிகள் e வாழ்கிற இடத்தில் வந்து குடியிருப்பார் அவர்களுடைய உயிருக்கு இவரால் அச்சுறுத்தல் ஏற்படும் சொல்லி முடிச்சிட்டாங்க எவ்வளோ அக்கறை எவ்வளோ அக்கறை இது கொஞ்சம் நஞ்ச வேலை கொடுக்கல நம்ம அது நானும் வேலூர் சிறைக்கு போகலன்னு வச்சுக்கிறேங்க வாழ்க்கையில் ஐயா கருணாநிதிக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்னா அந்த ஒரு இடத்துல நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் நம்ம பிள்ளைகள் அந்த சிறைக்குள்ளே இருக்கிறாங்கங்கிறதே வெளிச்சத்துக்கே வந்திருக்காரு இப்போ எப்படி சிறப்பு முகாம்களில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியல எந்த வசதியும் இருக்காது எந்த வசதியும் இருக்காது அது கொடுஞ்சிறை சிறைன்னு சொல்ல முடியாது கொடுஞ்சிறை அதுலேருந்து விடுதலை கொடுங்க எங்கள் தான் நம்ம கேட்குறோம் இல்லை நீங்கள் பொதுச்சிறையிலே அடைங்க புழல் வேலூர்லேயே அடைச்சிருங்க மறுபடியும் கூட நாங்கள் சட்ட போராட்டம் அரசியல் போராட்டம் செஞ்சு மறுபடியும் கூட நாங்கள் நீதிமன்றத்தை அணுகி நாங்கள் இந்த விடுதலை சாத்தியப்படுத்த போராடிக்கிறோம் ஆனால் நீங்கள் தயவு செய்து இந்த சிறப்பு முகாமை மூடி அவர்களை பொதுச்சிறையில் அடங்க ஒரு வதை முகாமில் நீங்கள் சித்திரவதை செய்யாதீங்க அதுதான் என் தம்பி சொன்னான் பாருங்க அங்கே ஈழத்தில் போர் முடிஞ்ச பிறகு மூணு லட்சம் பேரை ஒரு முள்வேலி முகாம்களை வச்சு சிங்களவன் சித்திரவதை செஞ்சதுக்கும் இங்கே சிறப்பு முகாம் அகதி முகாமில் வச்சு எங்களை வதைக்கிறதுக்கும் என்ன வேறுபாடு கண்டுட்டீங்க குடியுரிமை இல்லாதனால என் பிள்ளை நல்லா நீஞ்சுவான் குடியுரிமை இல்லாதனால நல்லா ஓடுவான் அது எதுலையுமே பங்கேற்க முடியலையே மேற்கல்வி கற்க முடியல வேலைக்கு போக முடியலையே ஆனால் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லாத கனடா நாட்டில் காவல்துறையில் என் பிள்ளைகள் வேலை செய்கிறாங்க விண்ணூர்தி ஓட்டுறாங்க என் தம்பி திருக்குமரன் அயர்லாந்தில் போய் குடியுரிமை பெற்றுட்டான் அவனுடைய மகன் குரு அயர்லாந்து நாட்டுக்கு ஒரு ஈழ தமிழ் மகன் டென்னிஸ் ஆடுறாங்க டென்னிஸ் விளையாடுறான் பெரியப்பா நான் என் நாட்டுக்காக விளையாட போகிறேன் என்னை வாழ்த்துங்கிறான் எல்லா நாடும் எங்கள் குடியுரிமை தந்திருக்கு எனக்கு அந்த நாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது ஐரோப்பிய நாடெல்லாம் கொடுத்துருக்கு France Germany Norway Sweden Denmark எல்லாம் கொடுத்துருக்கு ஆஸ்திரேலியா எல்லாம் கொடுத்துருக்கு ஆனால் இந்த நாடு தரல கேட்டால் சட்டத்தை மீறி குடியேறியவர்கள்ங்கிறாங்க சட்டத்தை மீறி நான் குடியேறும்போது நீ என்ன புடிங்கிட்டா இருந்த எனக்கு இந்த நிலையின் இன மக்களுக்கு வந்ததற்கு காரணமே இந்த நாடும் இந்த ஆட்சி அதிகாரங்களும் தான் நீ தலையிடலைனா நாடு பிறந்த எனக்கு பதினஞ்சு இருபது ஆண்டுகள் ஆயிருக்கும் நீ வந்து பஞ்சாயத்து பண்ண வந்து தலையிட்டு தான் என் நாட்டை பாதரவாக்கிட்ட நாசமாக்கிட்ட நாடற்றவனை அகதியாக்கி ஏதிலியாக்கி என்னை ஓட விட்டுட்ட இப்போ மனச்சான்றோடு நடக்கிறீங்களா அதாவது பேசுறீங்களா சொல்லுங்க இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்னே கால் கோடி சிங்களம் பக்கம் நிற்கிற இந்த நாட்டின் பூரிய குடிகள் தமிழின மக்கள் எங்களுக்காக நிற்க மாட்டியா ஏன் நிற்கல ஒருவேளை இந்த நிலமும் அதிகாரம் என்கிட்ட வந்தால் நீ இந்த மாதிரி முடிவெடுத்து ஆட்டம் காட்ட முடியுமா நீங்க சொல்லிடுவீங்களா அப்படி சொல்லிடுவீங்களா இதுக்காவது நம்ம இந்த ஒன்றிய அரசுக்குள்ள பாராளுமன்றத்துக்கு போகணும் நாற்பது புலிகள் போகணும் கடுமையாக உழைச்சி வென்று போயிடணும் எப்படியாவது இந்த கையில் இங்கில எல்லா இடத்துலையும் தலைவரை பச்சை ஊற்றிட்டு போய் உட்காந்துருக்கணும் அது தெரிகிற மாதிரி காட்டணும் இவர் நீ இந்த இந்த பேன் பண்ணி வச்சுக்கடா டெரரிஸ்ட்ன்றீங்கள மை லீடர் சாக அடிக்கலாம் மம்தா பானர்ஜி அம்மா கட்சியில் ஒரு மகுவா மைத்திரி என் கட்சியில் நாற்பது மகுவா மைத்திரி அனுப்புவேன் கொளுத்தி கொளுத்தி தள்ளி விட்ருவாங்க அது நம்ம யார் நமக்கென்று ஒரு காலம் வரும் என்று காத்திருந்த தலைவனின் மகன் இல்லை பிள்ளைகள் இல்லை நாம் நமக்கான காலத்தை உருவாக்கிய தலைவன் நீரின் ஓட்டத்தில் நீந்தியவன் அல்ல நீரை எதிர்த்து நீந்தியவன் அதில் குளிராற்றில் இல்லை நெருப்பாற்றில் நீஞ்சிய தலைவனின் பிள்ளைகள் இதெல்லாம் நமக்கு ஒரு தூசு ஒன்றும் கிடையாது இந்த காவல்துறை இதெல்லாம் நம்மளுக்கு நெருக்கடி கொடுக்குறத ரசிக்க பழகுங்க நம்மளை கண்டு போது நீங்கள் ரசிக்கணும் நல்லா இருக்கு ஆ அருமை அருமை அருமை பேசு பேசு ஏதாவது பேசிட்டு என்னை பற்றி பேசுப்பா பேசு அங்கே கூட என் தம்பி கலைஞன்னு சொன்னார் பாருங்க அங்கேயும் உங்கள் அண்ணனை பேசினா தான் ஜோறு இது ஏதோ ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் தான் என்னத்தையோ ஒன்று நம்ம பிள்ளைங்க தான் தெரியாமல் பேசிடுறது அவங்க செல்வாக்கு காட்டிடுறாங்களா இதனால் சரி அவங்களுக்கும் சேர்த்து நம்ம தானே வாழ வைக்க வேண்டியது இருக்குது அவங்களுக்கும் சேர்த்து நம்ம தானே போராட வேண்டியது இருக்குது அதனால் நம்ம பிள்ளைகள் தான் இதை என் தம்பி துறை துருவன் மாயன் எல்லாம் நம்ம பிள்ளைகள்லாம் பேசுன மாதிரி எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் தெரியும் நம்ம பிள்ளைகள் சிறையில் சிரமப்படுறாங்க ஆனால் அதை பேச ஒருத்தர் இல்லை நம்மை தவிர இப்போ தெரியுதா நாம் தமிழர் கட்சியின் தேவையும் அவசியமும் இது ஒரு காலத்தின் கட்டாயம்ங்கிறது இப்போ தெரியுதா நாதியற்று போயிடும் நம்ம நம்ம இனம் நாதியற்று போயிடும் தலைவர் சொன்ன மாதிரி நமக்கென்று குரல் எழுப்பவோ நமக்கென்று ஆதரவு கரம் நீட்டவோ யாருமற்ற நிலையில் உலகத்தில் தனித்து விடப்பட்ட தேசியனத்தின் மக்கள்ங்கிறது அதுவும் அடிமை தேசியனத்தின் மக்கள் ஒரு அழகாக ஒரு வார்த்தையை பதிவு பண்ணார் தலைவர் பிரிட்டிஷார் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் அப்போது நாம் அவர்களை எதிர்த்து விடுதலைக்காக போராடினோம் அந்த உரிமையவாவது தந்தார்கள் ஆனால் விடுதலை பெற்ற நாய் நாட்டிலே அந்த வாய்ப்பையும் இவர்கள் தர மறுக்கிறார்கள் இவர்கள் கொடியவர்கள்ங்கிறார் நீ அடிமை இந்தியாவில் ஒரு காந்தி ஒரு பகத்சிங் ஒரு சுபாஷ் சந்திரபோஸ் உருவாக முடிந்தது ஆனால் விடுதலை பெற்ற நாட்டில் ஒரு பகத்சிங்கோ சுபாஷோ காந்தியோ உருவாக முடியாது கருவிலையே உன்னை அழிச்சிருவான் நல்ல வார்த்தைகளை வச்சிருப்பாங்க சமூக விரோதி தேச துரோகி ஆண்டி இந்தியன் அப்பத்தா இந்தியன் சித்தத்தா இந்தியன் என்னத்தையாவது பேசுவாங்க இந்த வார்த்தைகளை வச தயாரித்து வச்சுக்கிறாங்க நல்லா வட இந்தியனுக்காக வருத்தப்படுகிறவர்கள் ஐயோ பாவம் எங்கே போவான் அதையே எங்களை மீனவன் மீனவனை தொடர்ச்சியாக கைது பண்ணி கைது பண்ணி சிறைக்கில் போடுறானே எங்கே போவாங்க பாவம் பிழைப்புக்காக தானே மீன் பிடிக்கிறோம் ஒருத்தம் பேச ஏண்டா ஒருத்தம் பேச மாட்டீங்களே நாங்கள் அடி போது அந்த ஐயோ பாவங்கிற வார்த்தை உங்களுக்கு வசதியாக மறந்துடுது எப்படி அது எப்படி ஒரு நாள் நான் உங்களை பார்த்து சொல்லுவேன் ஐயோ பாப்பா நல்ல அதனால் காலம் ரொம்ப கடந்து கொண்டு இருக்குது ரொம்ப தூரத்தில் இருந்து பிள்ளைகள் வந்திருப்பீங்க போகணும் செய்தி இதுதான் இந்த சிறப்பு முகாமை மூடுங்கள் எங்கள் பிள்ளையை விடுதலை செய்யுங்கள் அதில் உங்களுக்கு ஏதாவது இடையூறு இருக்குன்னா பொதுச்சிறையிலேயே அடைச்சிருங்க தயவு செய்து அடைச்சிருங்க என் தம்பி பிரபு சொல்கிற மாதிரி மனு போட்டு பார்க்குற வாய்ப்பாவது எங்களுக்கு இருக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய பல ஒரு பழமோ ஒரு பண்டமோ ஒரு எதையோ வாங்கி கொடுத்து ஒரு துணியோ எதையோ புத்தகமோ எதையோ வாங்கி கொடுத்து பார்த்துக்கிற வாய்ப்பாவது எங்களுக்கு இருக்கும் இங்கே அந்த வாய்ப்பும் மறுக்கப்படுது அதனால் தயவு செய்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதை கருணையோடு அணுக வேண்டும் என்று